மையம் பச்சை பாவாய் பச்சை பாவாய் பொய்யாத்தடம் பொய்கை குத்து முகேரென்ன கையா குடைந்து குடைந்தும் கடல் பாடி ஐயா வள்ளி அடியோம் வழமுகால் ஆரணல் போர் செய்யாவன் நீராடி செல்வா சிறு மரங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீயா இவர்கள் முடியும் வகையெல்லாம் தொழிந்தும் எய்யாமல் காப்பாய் எமையோரெம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையோரெம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையோரெம்பாவாய் சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் விளையாடி மாற்றேன் புத்திகளும் பொய்களை வந்து இது பண்ண பாடி வேத பொருள் பாடி பொருளாமாடி ஜோதி திறன் பாடி சூழ் கொண்டே பாடி ஆதி கூகுள் அந்த அம்மா பாடி பெருந்தன்னிமை வளர்த்தெடுத்த பெய்வளைந்த நன்னி பாத சீரகம் தாய் அடேலுயம்